எடுத்து நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதில் நான் சொன்ன மாதிரி லெமன் சித்ரானா புளியோதரை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை லெமன் பிழிஞ்சு உப்பு போட்டு ஏதாவது ஒரு டெம்பரிங் போட்டு கூட சாப்பிட்லாம் நான் நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் நிறைய சத்து இருக்கிறதுனால இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நான் வந்து தயிர் போட்டு ஒரு டெம்பரிங் சேர்த்து தயாரிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ பா தேவையான பொருட்கள் வந்து வேக வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நான் இது போட்டேன் பார்லி அதனால் அது வேக வச்சது கடுகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து சிறிதளவு கருவேப்பிலை ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் அரை கப் தயிர் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்று ஹீட் பண்ணிக்கோங்க கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பார்லி சாதத்துக்கு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம் நம்ம நான் வெறுமனையே சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அரிசி சாப்பிட்டு அது சாப்பிடும்போது நமக்கு பிடிக்காது அதனால தான் இந்த டெம்ப் இந்த டெம்பரிங் நம்ம போடுறோம் வேர்க்கடலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பார்லியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப உப்பு வேண்டாம் எவ்வளோ உப்பு குறைக்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது ரொம்ப வெயிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் உப்பு குறைச்சலாக சேர்த்துட்டிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும் வெங்காயம் வதங்கடிச்சு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த பார்லி ரைஸை நம்ம இதில் போட்டுடலாம் இது கலக்கி விடுங்க இதே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட் வந்து பேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் பார்லின்னு சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு பேஸ்டான்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் பேஸ்டான்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் இருக்குது டேஸ்ட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு இப்போ தயிர் வந்து நம்ம ஆற வச்சு கொஞ்சம் ஆறின பின்னாடி தயிர் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டோம் ஒரு கப்பு பார்லி ரைஸ் நமக்கு கிடச்சிச்சு ஒரு கப்பு வாட்டரு இருக்குது இதை வந்து தயிர் போட்ட பின்னாடி ரொம்ப டேஸ்ட்டாக ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது சாப்பிடுங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரைஸ் வந்து இந்த பார்லி வாட்டர் குடிச்சிட்டு இது போல் ஏதாவது ஒரு டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா யூரின் ட்ராக் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும் இதை நீங்கள் கட்டாயம் வந்து செஞ்சு சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டான ரெசிபி மறந்துடாதீங்க Thanks for watching.